வணக்கம் இப்போ நாம் bank Nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூன் ஃபோர்த்து டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி ஆகுது ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு கால்ஸ் வந்து வரும் ஸோ இதில் கேண்டில்ஸினுடைய கலரும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வரும் இப்போ பையிங் ட்ரெண்ட் பைக்கால் அப்படின்றனால கேண்டில்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது ஸோ நமக்கு பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் பேக் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு அதாவது நைன் டுவெண்ட்டி நைனுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு buy at thirty five thousand eight nought செவனில் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா thirty five thousand eight ninety six point eighty வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது கேனிஸ்டிக்கு நேராக பை பண்ணலான்னா ஒரு என்ட்ரி வந்துடும் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் போதே பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் தான் ஓப்பன் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ கேண்டிலுடைய கலரை வச்சே நீங்கள் இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அது பக்கத்தில் என்ட்ரி பாயிண்ட்டும் என்னன்ட்டு வந்துடும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வர்றது வந்து கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி வரும் ஒரு கேண்டில் ஆரம்பிக்கும் போதே அதனுடைய ட்ரெண்டு கலரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் வந்து கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு எல்லா கேண்டில்ஸுமே வந்து க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சார்ட்டாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் இந்த டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கனாலே வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து இது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ஓப்பனிங்கில் கிடைக்கிற கால்ஸ் வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ ஒரு இந்த வீக்லேயே வந்து இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மே ஓப்பனிங்கில் வந்து நல்ல ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா thirty five thousand eight naught செவனில் நமக்கு பைக்கால் வந்திருக்கு பைக்கால் வந்தது இப்போ ஒரு ஃபோர் மினிட்ஸாக அந்த பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிட்டு இன்னமும் வந்து லைட்டாக அதை விட்டு கொஞ்சம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா thirty five eight thirty five இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கேன் ஸோ இது நம்ம அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு காலும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் ஆப்ஷன்லேயே நாங்கள் வந்து காட்டுறோம் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னுடைய மூமெண்ட்ஸை பற்றி மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்திருக்கு ஸோ நமக்கு நைன் டுவெண்ட்டி நைனுக்கு ஜென்ரேட் ஆனது இப்போ நைன் தேர்ட்டி நைன் ஆகுது அதாவது ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க மார்க்கெட் வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு thirty five thousand eight ninety six point eighty தான் ஃபஸ்ட் டாரட் காட்டுது ஸோ எயிட் நைன்ட்டி செவன் வந்துச்சுன்னா நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல அந்த ரேஞ்சு கிட்டக்க வந்துருச்சு இப்போ பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு எயிட் நைன்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கால் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி ஜூன் ஃபோர்த்து இது ப்ரீவியஸாக வந்து ப்ரீவியஸ் டே ஆக்சுவலி வந்து செல்லிங் ட்ரெண்டில் இருந்தனால உங்களுக்கு கேண்டில்ஸ் பார்க்க ரெட் கலரில் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பை கால் பார்த்தோம் அடுத்ததாக ஒரு கால்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா thirty five thousand five hundred call option weekly option இது ஆக்சுவலி ஸோ நாங்கள் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுறது இந்த மணி தான் இது நமக்கு பைக்கால் வந்து ஃபைவ் நைன்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்திருக்கு இது வந்து பைக்கால் வந்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி வரைக்கும் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க நமக்கு வந்து இதில் கிடச்சிருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆப்ஷனில் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் இருக்குது இந்த மணின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் ஃபியூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் ஃபியூச்சரில் நமக்கு எண்பது பாயிண்ட் போன இடத்துல நமக்கு ஆப்ஷனில் இந்த மணியில் எடுத்தனால செவன்ட்டி பாயிண்ட்ஸ் காட்டுது அதே அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தால் ஒரு நாற்பது ஐம்பது பாயிண்ட் தான் காட்டும் ஸோ அதனால் எப்பயும் வந்து ஆப்ஷன் வந்து ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஃபர் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த மணி ஆப்ஷனில் இன்றைக்கி நமக்கு இப்படி தான் கால் ஜென்ரேட் ஆனது ஒர்க் அவுட் ஆயிருக்கு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகுது ரிவர்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா செல் கால்னு சொல்லி ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட்லேயே கலர் ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ இப்போ வந்து செல்லிங் ட்ரெண்டுன்றனால நமக்கு ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு கலர் ஃபிக்ஸ் ஆயிருக்கு thirty five seven twenty two point நைன்ட்டியில் செல் கால் வந்திருக்கு டைம் இப்போ டென் தேர்ட்டி சிக்ஸ் ப்ரீவியஸாக நம்ம பைக் கால் பார்த்தோம்ல ஸோ அது ஓப்பனிங்லேயே வந்து நல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு ஸோ அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ ஒரு டென் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா இப்போ தான் வந்து இறங்குச்சு இறங்குனது பார்த்தீங்க அப்படின்னா thirty five thousand seven twenty two point நைன்ட்டியில் செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இதில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் இப்போ நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ ஓப்பனிங்கே வந்து கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கனால ஸ்பீடாகவே வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இறங்குது ஸோ நமக்கு தேர்ட்டி ஃபைவ் செவன் டுவெண்ட்டி டூவில் ஜென்ரேட் ஆன செல் கால் இப்போ thirty five six sixty five six sixty வரைக்கும் வந்திருக்கு நமக்கு சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ தான் ஃபஸ்ட் ஆர்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு ஸோ மார்க்கெட் இப்போவே ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க மார்க்கெட் ட்ரேடிங் வந்திருக்கு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆன ஒரு டூ மினிட்ஸில் ஃபஸ்ட் டார்கெட் கிட்டே வந்து டூ பாயிண்டில் மிஸ் ஆனது இப்போ நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு டென் தேர்ட்டி சிக்ஸுக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு டென் மினிட்ஸில் அச்சீவ் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுக்குறனால நமக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் வந்து நடக்குது ஆனால் நேற்று இதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வெறும் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்குள்ளே ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே ஒரு ஒஸ்ட்டான மூமெண்ட்டில் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே சூப்பரான ஒரு மூமெண்ட் அதுக்கு காரணமும் இருக்குது ஆக்சுவலி இன்றைக்கி ஆர்பிஐ மீட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அதனால தான் மார்க்கெட் ரொம்ப ஹெவி மூமெண்ட் வந்து கொடுக்குது ஸோ டென் ஓ கிளாக் அப்போதைக்கு நிறையா ஜம்ப்லாம் இருந்துச்சு பட் ஆனால் ஒன்ஸ் மார்க்கெட் செட்டில் ஆனோன்னே இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ட்ரெண்ட்ஸ் வருது இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு அந்த கால் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் நமக்கு செல் கால் வந்திருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட்டில் செல் கால் சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட்டில் வந்தது ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்ல ட்ரேடிங் வந்து போகுது நம்ம ஆனால் ஆப்ஷனில் வந்து இதில் செல் கால் கால் ஆப்ஷனில் செல் கால் வந்தால் புட் ஆப்ஷனில் பை பண்ணிக்கலாம் புட் ஆப்ஷனில் செல் கால் வந்தால் கால் ஆப்ஷனில் பை பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷனில் நம்ம இந்த மாதிரி மாற்றியும் பண்ணி நம்மளால் ட்ரேடிங்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்க முடியும் நீங்களும் டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த சார்ட்டை பார்த்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே டெய்லி இதை பார்த்து நீங்களே ஓனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் தேங்க்யூ